விடு விடு டான் டான் டான் டான் hello friends welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் சேனலுக்கு ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி ப்ரோ ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணுறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு மொபைல் ஒன் ஜிமெயில் ஐடி வேணும் அந்த ஐடி இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு யூடியூப்பராக ஆகலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் நான் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விவர் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் எந்த நேமில் வைக்கிறீங்களோ சேனல் நேம் எந்த நேமில் வைக்க போகிறீங்களோ அந்த நேமில் வச்சுக்கோங்க இப்போ நான் எடிட்டிங் பண்ண வீடியோஸ் தான் போட போகிறேன் அதனால் நான் எடிட்டிங் வீடியோஸும் போட்டுக்கிறேன் வீடியோஸ் போட்டு சேவ்னு கொடுத்துட்டு அந்தமாரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேனல் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் செட் பண்ணிக்கோங்க அப்புறமா சேவ்னு குத்துட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு போய்க்கோங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியாக நம்ம சேனல் க்ரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த சேனலுக்கோசம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ பட் இல்லை ப்ரோ நான் எந்த ஃபோட்டோஸும் ரெடி பண்ணல ப்ரோ என்கிட்ட கேமிங் ஃபோட்டோஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க கூட அந்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் சும்மா இந்த பப்ஜி ஃபோட்டோ இது போயாச்சு நான் வந்து ஏதோ போயா இல்லை சிக்கன் டின்னர் ஆச்சதில் எனக்கு ஃபோட்டோ கிடச்சிது அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் கொடுத்துட்டு சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் நீங்கள் வீடியோ அப்லோட் டெலிவரி பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எதுக்குவோங்க அப்போ தான் உங்கள் சேனல் மே உங்களுக்கு யூஆர் கிடைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப்னு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்களே அதனால் அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் ஈஸியாக நம்ம யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபிவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ